வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சண்டே லஞ்ச் மெனு வந்து பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ரான் வந்து வாங்கியிருக்கேன் சிக்கன் வச்சு ஒரு ஒயிட் சிக்கன் பிரியாணி வந்து பண்ண போகிறேன் அப்புறம் கிரில் தந்தூரி ப்ரான் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைக்கணும் என்ன அரைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து புதினா ஒரு கைப்பிடி போட்டுறேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரில் தந்தூரி ப்ரான் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணிடணும் ப்ரானை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இது அரை கிலோ இது வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன் குடமிளகா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எடுத்திருக்கேன் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் அரை கப் தயிர் சேர்த்துடுறேன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து தந்தூரி மசாலா ஒரு ஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி வந்து சேர்த்துக்கலாம் இது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல பாதி லெமனோட ஜூஸ் வந்து புரிஞ்சிடலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தயிர் அப்புறம் வந்து இந்த லெமன் போட்டோம்ல அதுலேயே வந்து தண்ணி இருக்கும் அதுவே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ப்ரான் சேர்த்துடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் வெங்காயமும் சேர்த்துடலாம் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஹவர் ஆகுது நல்லா ஊறணும் அப்படி இல்லைனா ஒன் ஹவர் ஆகுது நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த ப்ரான்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும் நான் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்கன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்போ வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதில் இது மாதிரி உதிரியாக வர மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுருவேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே பேனில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் ஸ்டார் அனாசி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது ஜாதி பத்திரி வந்து ரெண்டு பீஸ் சேர்த்துக்கிறேன் கிராம்பு ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது மீடியம் சைஸ் வெங்காயம் அதனால் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதில் சால்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடுறேன் இதில் வந்து நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது லைட்டாக வதங்கிருச்சு இதில் நான் அரை கப் தயிர் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் ஜாதிக்காய் பொடி பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் பாதி லெமன் வந்து பிடிஞ்சிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் இந்த இதுலேயே வந்து வேகணும் கொஞ்சம் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் சிக்கன் நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து நான் பால் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துடுறேன் இது அப்படியே ஊறட்டும் நடு நடுவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடுறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நான் தம் போட போகிறேன் பாத்திரம் வச்சுட்டேன் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடுறேன் கீழே இதில் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் கீழே போட்டுடுறேன் இதுக்கு மேலே இந்த சிக்கன் கிரேவி மேலே போட்டுறேன் இதே மாதிரி ரைஸ் கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த கிரேவி கொஞ்சம் அது மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துறேன் மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துறேன் பாலில் ஊற வச்சுருந்தால குங்குமப்பூ அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது மேலே மூடி போட்டுறேன் இது மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் லாக் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அந்த தட்டு மேலே வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க வெயிட்டாக மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை திறக்க வேண்டாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே வந்து இருக்கட்டும் அப்புறம் திறந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வாசனை வருது இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கண்ணே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சும்மா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ப்ரான் வந்து நான் ஒன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் நான் வந்து அவனில் வைக்க போகிறேன் ப்ரானை நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஸ்க்ரூவர்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் இப்போ ப்ரானை வந்து ஒன்று ஒன்றா இந்த ஸ்க்ரூவர்ஸில் போட்டுடலாம் ப்ரான் அப்புறம் வந்து வெங்காயம் போடுறேன் அப்புறம் ஒரு ப்ரான் குடமிளகாய் ஒன்று அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எல்லாமே வச்சிடுறேன் அப்படியே ஆன் எல்லாமே வச்சுட்டேன் இதில் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ அவனுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ அவன் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வச்சுருக்கேன் இதை வந்து நான் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன் Thank you. எடுத்துட்டு நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் போடணும் எல்லாமே வந்து திருப்பி கொஞ்சம் போட்டுடலாம் ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சிடுறேன் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே பெப்பர் அப்புறம் வந்து செட் மசாலா சால்ட் போட்டுருக்கேன் இங்கே ரைத்தா வச்சுருக்கேன் ரைத்தாவில் பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்கேன் இங்கே ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து வெங்காயம் போட்டுருக்கேன் அப்புறம் வந்து லெமனும் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வச்சிடுறேங்க இது கூட வந்து நம்மளுக்கு க்ரீன் சட்னி வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நான் வந்து ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்றதுனால அது வைக்கலை நீங்கள் தனியாக செஞ்சிங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே நம்ம லைட்டாக இந்த லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சண்டே லஞ்ச் மெனு வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயும் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி